ஜாவாவில் this keyword பயன்படுத்துதல் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இதில் கற்கப்போவது this keyword ன் பயன் fields உடன் this keyword ஐ பயன்படுத்துதல் கன்ஸ்ட்ரக்டர் பிணைப்பிற்கு this keyword ஐ பயன்படுத்துதல் இங்கே நாம் பயன்படுத்துவது Ubuntu வெர்ஷன் 11.10 ஜேடிகே 1.6 எக்லிப்ஸ் 3.70 இந்த டுடோரியலை தொடர Eclipse ஐ பயன்படுத்தி Java கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க தெரிய வேண்டும் இல்லையெனில் அதற்கான டுடோரியலை இந்த வலைத்தளத்தில் காணவும் இப்போது திஸ் keyword ன் பயனை பார்ப்போம் ஒரு constructorனுள் this நடப்பு object க்கு ரெஃபரன்ஸ் ஆகும் this ஐ பயன்படுத்தி constructorனுள் நடப்பு object எந்த மெம்பரையும் ரெஃபர் செய்யலாம் இப்போது fields உடன் this keyword இன் பயனை காண்போம் this keyword பெயர் மோதல்களை தவிர்க்க உதவுகிறது அதுபோல ஒரு உதாரணத்தை காண்போம் அதற்கு Eclipse ஐ திறப்போம் முன் tutorial ல் உருவாக்கிய ஸ்டூடென்ட் class ஐ திறப்போம் டிஃபால்ட் constructorஐ கமெண்ட் செய்க ஒரு parameter உடன் உள்ள constructorஐ கமெண்ட் செய்க முதல் இரு ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கத்திற்கான codeஐயும் கமெண்ட் செய்க இப்போது parameterized constructor ஐ கவனிக்க the underscore roll underscore number மற்றும் the underscore name ஆகியவை constructor க்கு அனுப்பப்பட்ட argumentகள் roll underscore number மற்றும் name ஆகியவை instance variables இப்போது ஆர்குமென்ட்ஸ் roll number மற்றும் நேம் என மாற்றுகிறேன் எனவே constructorனுள் இருப்பது roll number equal to roll number மற்றும் name equal to name file ஐ சேமித்து இயக்குவோம் அழுத்துக Ctrl S பின் Ctrl F11 வெளியீடு பின்வருமாறு I am a parameterized constructor 0 null code க்கு மீண்டும் வருவோம் code ல் இரு எச்சரிக்கைகளை பார்க்கிறோம் எச்சரிக்கை குறிக்கு மேல் mouse ஐ நகர்த்துக காண்பது the assignment to the variable roll number has no effect மற்றும் the assignment to the variable name has no effect ஏனெனில் ரோல் roll number மற்றும் நேம் என்பன லோக்கல் வேரியபிள்ஸ் லோக்கல் வேரியபிள்ஸ் என்பவை மெத்தோட் அல்லது blockனுள் அணுகக்கூடிய வேரியபிள்ஸ் ஆகும் இங்கே roll number மற்றும் நேம் என்பன 11 மற்றும் ராஜுவுக்கு இனிஷியலைஸ் செய்யப்படும் ஏனெனில் மதிப்புகள் 11 மற்றும் ராஜுவை கன்ஸ்ட்ரக்டாருக்கு அனுப்பியுள்ளோம் ஆனால் இவை கன்ஸ்ட்ரக்டரை விட்டு வெளியே வந்தவுடன் அணுகக்கூடியதாக இருக்காது பின் roll number மற்றும் நேம் என்பவை இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ் என தெரியும் ஆப்ஜெக்ட் உருவானவுடன் அவை 0 மற்றும் நல்லுக்கு க்கு ஏற்கனவே இனிஷியலைஸ் செய்யப்பட்டுள்ளன எனவே பெறும் வெளியீடு 0 மற்றும் நல் இப்போது கன்ஸ்ட்ரக்டரினுள் சிறு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எழுதுக this dot roll underscore number equal to roll underscore number. This dot name equal to name. File சேமித்து இயக்கவும். அழுத்துக Ctrl S, பின் Ctrl F11. பெறும் வெளியீடு I am parameterized constructor. 11 Raju இது ஏனெனில் this டாட் roll number மற்றும் this டாட் நேம் என்பவை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆன roll number மற்றும் நேம் ஐ ரெஃபர் செய்கின்றன இங்கே roll number மற்றும் நேம் ஆகியன method க்கு அனுப்பப்பட்ட argumentகள் லோக்கல் மற்றும் இன்ஸ்டான்ஸ் variableகளுக்கு இடையே மோதல்களை தவிர்க்க this keyword ஐ பயன்படுத்துகிறோம் கன்ஸ்ட்ரக்டர் இணைப்பிற்கான திஸ் கீவர்ட்ஸ் பயன்பாட்டை காண்போம் திஸ் keyword ஐ constructorனுள் மற்றொன்றை கால் செய்ய பயன்படுத்தலாம் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அதே class ல் இருக்க வேண்டும் இது எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோகேஷன் எனப்படும் நாம் உருவாக்கிய ஸ்டூடென்ட் class க்கு திரும்ப வருவோம் commentகளை நீக்குவோம் முதல் இரு constructorகளில் இன்ஸ்டான்ஸ் variableகளை அதன் மதிப்பிற்கு அசைன் செய்யும் பகுதியை கமெண்ட் செய்வோம் இரண்டு மற்றும் மூன்றாம் objectகளை உருவாக்கும் பகுதியை கமெண்ட் செய்வோம் இப்போது பாராமீட்டர்ஸ் இல்லாத கன்ஸ்ட்ரக்டருக்கு வருவோம் கர்லி bracketகளுக்கு பின் எழுதுக திஸ் bracketகளினுள் 11 செமிகோலன் இரண்டாம் constructorனுள் எழுதுக திஸ் bracketகளினுள் 11 கமா இரட்டை மேற்கோள்களில் ராஜு செமிகோலன் File ஐ சேமித்து இயக்குவோம் அழுத்துக Ctrl S மற்றும் Ctrl F11 நாம் பெறும் வெளியீடு I am a parameterized constructor I am a constructor with a single parameter I am default constructor 11 Raju இப்போது வெளியீட்டை விளக்குகிறேன் ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும் போது அதற்கான கன்ஸ்ட்ரக்டர் கால் செய்யப்படுகிறது இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமென்ட் இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் கன்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்டர் ல் முதல் வரிக்கு வருகிறது இது திஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 11 ஐ சந்திக்கிறது எனவே இது ஒரு இன்டிஜர் ஆர்குமென்ட் ஐ ஏற்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்கிறது பின் control this within brackets 11 comma ராஜுவுக்கு வருகிறது எனவே இது ஒரு இன்டிஜர் மற்றும் ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமென்ட் ஐ ஏற்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்கிறது எனவே இந்த கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்பட்டு பெறும் வெளியீடு இ ஏஎம் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நாம் அனுப்பப்பட்டது போல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் 11 மற்றும் Rajuக்கு இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது இப்போது கன்ட்ரோல் கன்ஸ்ட்ரக்டர் கால் க்கு திரும்ப செல்கிறது இரண்டாம் கன்ஸ்ட்ரக்டர் இயக்கப்படுகிறது பெறும் வெளியீடு I am constructor with a single parameter பின் கன்ட்ரோல் முதல் கன்ஸ்ட்ரக்டர் க்கு சென்று அதை இயக்குகிறது அதற்கு பெறும் வெளியீடு I am a default constructor பின் ஸ்டூடன்ட்டெட்டைல் மெத்தோட் இயக்கப்படுகிறது எனவே பெறுவது 11 மற்றும் ராஜு சிறு மாற்றத்தை செய்வோம் constructorல் கடைசியாக திஸ் statement ஐ எழுதுவோம் கம்பைலர் எரர் பெறுகிறோம் பிழைக்குறிக்கு மேலே மவுஸை நகர்த்துவோம் பெரும் பிழை constructor call must be the first statement in the constructor எனவே இதை constructorன் முதல் வரியில் இட வேண்டும் இதை constructorன் முதல் வரியில் இடுவோம் இப்போது பிழை மறைந்ததை காணலாம் இந்த tutorialலில் நாம் கற்றது fields உடன் this keyword பயன்படுத்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பிணைப்பிற்கு this keyword ஐ பயன்படுத்த constructor னுள் this keyword ஐ எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சுய பரிசோதனைக்கு முன்னர் உருவாக்கிய எம்ப்ளாயி class ல் இரு parameterகளுடன் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குக இன்ஸ்டான்ஸ் variables ஐ இனிஷியலைஸ் செய்ய this keyword ஐ பயன்படுத்துக பாராமீட்டர் இல்லாமலும் ஒரு பாராமீட்டர் உடனும் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குக டுடோரியலில் சொன்னது போல திஸ் ஐ பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர்களை இணைக்க முயற்சிக்கவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையவழி தேர்வில் தேர்பவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்குகிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact at spoken hyphen spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது தமிழாக்கம் பிரியா நன்றி